ஒருத்தங்களை பாராட்டணும்னு நினச்சா பாராட்டிடுறீங்களா அதுபோல் கோபம் வந்தாலும் கோவப்பட்டு விடுங்கள் தப்பே கிடையாது ரெண்டு வகையான கோபத்தை நீங்கள் நோட்டீஸ் பண்ணணும் என்னால் முடியலையன்ற இயலாமைனால் வரக்கூடிய கோபம் இன்னொருத்தங்களை சரி செய்யணும்னு நினைக்கும் போது வரக்கூடிய கோபம் என்னால் முடியலையே என்னால் முடியலையேன்னு சொல்லி அடுத்தவனை பார்த்து பார்த்து பொறாமப்படுறது உங்களால் முடியலன்னா டிவிஎஸ் ஃபிஃப்டி டிவிஎஸ் ஃபிஃப்டி தாங்க ஒருத்தர் ஒரு தவறு செய்கிறார் அந்த தவறு மிகப்பெரிய தவறு என்றால் முதல்ல அன்பாக சொல்லுங்கள் கேட்கலையா கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லுங்க அதுவும் பிடிக்கலையா அதனால அவர் புரிஞ்சுக்கலையா கொஞ்சம் ஹார்ஷாக சொல்லுங்க அதுவும் அவர் கேட்கலையா நாலு திட்டு திட்டி கோவப்படுறது தப்பே கிடையாது நிறைய லென்த்தான வீடியோஸ் பேசி போட்டிங்கன்னா எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டுட்ருக்கீங்க ஸோ அவர்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் ரொம்ப ஓப்பனாக நம்ம பப்ளிக்காக ஷேர் பண்ண முடியாத பல ரகசியமான விஷயங்கள் பல வெளிப்படையான விஷயங்கள் பல குடும்ப சம்பந்தமான விஷயங்கள் இந்த இயற்கை சம்பந்தமான விஷயங்கள் பல பிரபஞ்ச ரகசியங்கள் அனைத்தையும் வந்து பாத்தீங்கன்னா நான் ஆன்லைன்ல உங்களுக்கு கோர்ஸாவே கொடுக்கலாம் அப்படின்ற முடிவுக்கு வந்து வந்திருக்கோம் நவம்பர் ஒன்னாம் தேதி இருந்து அதற்குண்டான மெட்டீரியல்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நாங்க ஷேர் பண்ண போறோம் ஸோ விருப்பமுள்ள நபர்கள் அந்த வெப்சைட்ல போய் உங்களது பெயரை தாராளமாக முன்பதிவு செய்து கொள்ளலாம் குருவே சரணம் அனைவருக்கும் வணக்கம் நவம்பர் பதிமூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஒரு நாள் பரம்பொருள் யோகம் நேரடி வகுப்பு சிங்கப்பூரிலும் அதைத் தொடர்ந்து நவம்பர் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மலேசியாவில் இருக்கக்கூடிய பெனாங் அப்படின்ற பகுதியிலையும் வந்து நிகழ்ச்சியை வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம் ஸோ விருப்பமுள்ள நபர்கள் கீழே உள்ள டெஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பியோ இல்லை ஃபோன் பண்ணி கேட்டோ உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம் இல்லை கீழே உள்ள ஃபார்முக்கும் உங்களது பெயரை பதிவு செய்து கொள்ளலாம் ஓகே கோபத்தை அடக்கி ஆள்வது எப்படி கோபத்தை கட்டுப்படுத்துவது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பல பேருக்கு ஒரு சில டவுட் இருக்குது <laughs> இதை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னா ஏன் முதல் கோபத்தை கட்டுப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க எப்போதும் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ளுங்கள் அடக்கி வைக்கும் பொருள் என்றாக இருந்தாலும் ஒரு நாள் வெளியே வந்துவிடும் அடக்கி வைக்கக்கூடிய பொருட்களுக்கு அடக்கி வைக்கக்கூடிய உணர்வுகளுக்கு வலிமை மிக மிக மிக மிக அதிகம் சிரிப்பு வந்தால் சிரிக்கிறீங்கல்ல தும்மல் வந்தால் தும்புறீங்கல்ல ஒருத்தங்களை பாராட்டணும்னு நினச்சா பாராட்டிடுறீங்களா அதுபோல் கோபம் வந்தாலும் கோவப்பட்டு விடுங்கள் தப்பே கிடையாது ஆனால் கோவப்பட்டுட்டிங்கன்னா கோவப்படுறதே பொழப்பா தெரியக்கூடாது தான் ஃபார்முலா நல்லா புரிஞ்சுக்கோங்க கோபம் என்பது ஒரு சாதாரண குணம் இன்னும் அதை டீப்பாக வந்து பார்த்தீங்கன்னா விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னா கோவப்படும் போது அஃப்கோர்ஸ் உங்களோட செல்கள் அழியும் புத்துணர்ச்சி பெறாது படபடப்பாகும் ஸ்ட்ரெஸ் ஆகும் ஆன்சைட்டி ஆகும் ஆனால் அது யாருக்கு கோவப்பட்டுக்கிட்டே இருக்கிறவனுக்கு தான் அந்த தன்மை ஆகும் கோவப்பட்டுட்டு விட்டுட்டு அடுத்த செகண்டே மகிழ்ச்சி நிலைக்குள்ளே போகிறவன் இல்லை கோவப்பட்டு முடிச்சுட்டு சரி ஓகே ஏதோ ஒரு நல்ல காரணத்துக்காக தான் இது நடக்குதுன்ற தன்மைக்குள்ளே போகும்போது ரெண்டு வகையான கோபத்தை நீங்கள் நோட்டீஸ் பண்ணும் என்னால் முடியலையன்ற இயலாமைனால் வரக்கூடிய கோபம் இன்னொருத்தங்களை சரி செய்யணும்னு நினைக்கும் போது வரக்கூடிய கோபம் இன்னொருத்தங்களை சரி செய்யணுன்ற தன்மையில் உங்களுக்கு கோபம் வருகிறது என்றால் நீங்கள் என்ன பண்ணணும் முதல்ல நீங்கள் சரியாக இருக்கணும் அப்போ தான் அங்கே கரெக்டாக உபதேசம் பண்ண முடியும் இல்லைன்னா அடுத்தடுத்த கேள்வி அவங்க கேட்கும்போது நீங்கள் லாக் ஆயிடுவீங்க அப்போ அந்த கோபத்தையும் மாற்றிக்கலாம் இது அவசியம் மற்றதுன்னு சொல்லி கோவத்தை கம்மி பண்ணிக்கலாம் அப்படி இல்லையா அவங்க மேலே உண்மையாகவே தப்பு இருக்குன்னா கோவப்பட்டு அவங்க திருந்தணுன்றக்க அந்த கோவத்தை வெளிப்படுத்தி நாலு திட்டு திட்டினீங்கனாலும் பரவாயில்ல அவங்க திருந்தக்கூடிய தன்மையில் இருக்கிறாங்கன்னா அடுத்த நாளே அவர்கள் மீது அன்பு காட்டக்கூடிய தன்மைக்கும் நீங்கள் வர வேண்டும் அப்போ தான் கோவப்படணும்னா கோவப்படக்கூடாது இல்லைன்னா அவன் பண்ண தப்பவே நினச்சி வாழ்க்கை ஃபுல்லாக அவன் மேலே கருணையே காட்டாமல் நீங்கள் சென்று விடுவீர்கள் இன்னொரு வகையான கோவம் இருக்குது என்னால் முடியலையே என்னால் முடியலையேன்னு சொல்லி அடுத்தவனை பார்த்து பார்த்து பொறாமப்படுறது உங்களால் முடியலன்னா டிவிஎஸ் ஃபிஃப்டி டிவிஎஸ் ஃபிஃப்டி தாங்க டிவிஎஸ் ஃபிஃப்டியை பிடிச்சிக்கிட்டு எனக்கு வந்து பிஎம்டபிள்யூ பைக் மாதிரி போக மாட்டேங்குது ஹயபூசா பைக் மாதிரி போக மாட்டேங்குது அப்படின்னா டிவிஎஸ் ஃபிஃப்டினால எவ்வளோ முடியுமோ அவ்வளோதான் முடியும் அப்போ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு விஷயம் உங்களுக்கு வரலையா முயற்சி பண்ணணும் முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி வரலையா வாழ்க்கை வீணாக போதா எது உங்களுக்கு வருதோ அதில் உங்கள் வாழ்க்கையை மாற்றிட்டு பொருளாதாரத்தை மேம்படுத்திட்டு பிடித்த ஆசைகளை நீங்கள் பூர்த்தி பண்ணிட்டு முக்தியை நோக்கி போக ஆரம்பிச்சிடணும் அடுத்தவனை நினச்சி அங்கலாப்பு போகிறது அடுத்தவன் இப்படி இருக்கிறான் என்னால் இருக்க முடியல இருக்க முடியலன்னு நினைக்கிறப்ப உங்களை நீங்களும் அழிச்சுக்கிறீங்க அவனோட வளர்ச்சி உங்களால் தடுக்க முடியாது ஸோ கோபம் வரும்போது கோவப்பட்டுட்டு விட்டுருங்க கோவப்படுறதே பொழப்பாக வச்சுக்காதீங்க ஏன்னா நீங்கள் எதையுமே நீ அதிகமாக சப்ரஸ் பண்ணும்போது it will come out in a most harmful way more than more more more killing way அப்போ நீங்கள் இதில் என்ன புரிஞ்சுக்கணும் எந்த சூழ்நிலையிலும் கோவப்பட்டு விட்டு விட்டுவிட வேண்டும் அதை கண்டினியூ பண்ணக்கூடாது உங்களோட இயலாமையினால் கோபம் வருது அப்படின்னா அந்த கோபம் வரவே கூடாது ஏன்னா நீங்கள் தான் உங்களை மாற்றிக்கணும் ஒருத்தர் ஒரு தவறு செய்கிறார் அந்த தவறு மிகப்பெரிய தவறு என்றால் முதல்ல அன்பா சொல்லுங்க கேட்கலையா கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லுங்க அதுவும் பிடிக்கலையா அதனால அவர் புரிஞ்சுக்கலையா கொஞ்சம் ஹார்ஷாக சொல்லுங்க அதுவும் அவர் கேட்கலையா நாலு திட்டு திட்டி கோவப்படுறது தப்பே கிடையாது ஆனால் இது யார் பண்ண முடியும் சரியாக இருக்கக்கூடிய நபர் தான் பண்ண முடியும் நீங்கள் சரியில்லாத நபராக இருந்தால் முதல்ல உங்களோட குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கங்க உங்களோட குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அன்பு கருணி அதிகப்படுத்துங்க அதுக்கப்புறம் அடுத்தவர்கள் மீது கோவப்படுங்க அப்படி இல்லாட்டினா நீங்கள் கோவப்பட்டாலும் பிரயோஜனம் கிடையாது நீங்கள் சரியாக இல்லாத போது இன்னொருவர் நீங்கள் சொன்னால் கேட்க மாட்டார் புரிந்து கொள்ளுங்கள் உங்களோட இயலாமையில் கோபம் வருதுன்னா கோவப்பட்டு கோவப்படுறதுல பிரயோஜனமே கிடையாது உங்களை கண்டிப்பாக நிச்சயமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் கோவப்படுறதுல ஆக மொத்தம் தப்பே கிடையாது ஆனால் கோவப்படுவதே புழப்பாக வைத்திருப்பது தான் தவறு கோவப்பட்டால் உடனே வெளியே வந்து விடுங்கள் வருஷ கணக்கில் மாத கணக்கில் அந்த கோபத்தை வச்சுட்டு இருக்காதிங்க மறதியை போல் ஒரு மாமருந்து இல்லைன்றாங்க ஸோ கோவப்படுறதையும் மறதியை போல் நீங்களும் மறந்துடுங்க இந்த தன்மையில் இருக்கும்போது உச்சகட்ட நிலைக்கு செல்வீர்கள் அடிக்கடி கோவப்பட்டீங்கன்னா இன்னொரு பிரச்சனையும் இருக்குது சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி அப்படின்னு ஒரு வார்த்தையை திருவள்ளுவர் யூஸ் பண்றாரு சினம் அப்படின்னா கோபம்னு அர்த்தம் சேர்ந்தாரை கொல்லி இந்த சினம் அப்படின்றது எப்பயாவது வரக்கூடிய சினத்தை அவர் சொல்ல வாழ்க்கையே இதே பொழப்பா வச்சுட்டு இருக்கிறவங்க தான் அவர் மீன் பண்ண அடிக்கடி கோவப்படும் போது என்ன ஆகும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய நுண்மான் நுழை புலம் அப்படின்னக்கூடிய அந்த பத்தாம் வாசல் இருக்கக்கூடிய அந்த தன்மை திறக்கவே திறக்காதுக்குள்ள நீங்கள் நுழையவே முடியாது அந்த இடமே வீணாக போயிருன்றாங்க அந்த இடம் வீணாக போயிருச்சுன்னா உள்ளேயும் போக முடியாது நீங்கள் கடைசியில் உச்சகட்ட நிலையான மோட்சத்திற்கும் போக முடியாதுன்றாங்க